வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து October twenty one expiry day so இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கும் கேப் அப்புன்றனால இன்னும் பையிங் ட்ரெண்ட் தான் இருக்குது நம்ம ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும் அது எப்போ ஜெனரேட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி ஒன் ஆகுது இப்போ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ சடனாக பார்த்திங்கன்னா நமக்கு பிக் கேண்டில் இறங்கினால நமக்கு thirty nine six hundred range வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது so sell at thirty nine thousand six forty nine point eighty so அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் நமக்கு செல் கால் வந்திருக்குல்ல அந்த கேண்டில்னுடைய ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள் ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் என்ட்ரி பாயிண்ட் வந்து வந்திருக்கு ஸோ கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்கிற ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ பயிங் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா பயிங் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே நம்ம பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே கேண்டில் இப்போ ரெட் கலர் ஓப்பன் ஆயிருக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும் தான் மார்க்கெட் ட்ரெண்டு இதில் வரதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலான் இருக்கு அதிலே வந்து கேண்டிலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் போதில் அதான் என்ட்ரி பாயிண்ட் ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா select thirty nine thousand six forty nine point eighty so six forty நைனில் நம்ம செல் பண்ணிடலாம் அடுத்து ஒரு ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணால் மினிமம் எவ்வளோ தூரம் இன்றைக்கி எதிர்பார்க்கலான்றதுக்கு thirty nine thousand five sixty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஸோ இப்போதைக்கு நமக்கு செல்கால் ஜெனரேட் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் எல்லாமே ரெட் கலரில் போயிட்டுருக்கு நமக்கு வந்திருக்க இந்த செல் கால் வந்து மேலே ஸ்டாப் லாஸ் போதா இல்லை கீழே இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ட்ரேடிங் போகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக போகுது ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக வந்து இறங்குச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்சில் போனாலும் இப்போ ஒரு five minutes last five minutes பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கினால ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் ஓப்பனிங்கில் கேப் அப் அந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு இறங்கிட்டு டவுன் சைடில் வரையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செல் காலாக சேஞ்ச் ஆகுது செல் கால் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இப்போ ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைனில் ஜென்ரேட் ஆன sell call thirty nine five twenty வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இறங்கியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option forty thousand put option so put option பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி நைன் ரேஞ்சில் பைக் கால் வந்திருக்கு வந்திருக்க பைக் கால் பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு more than hundred points movement வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு bank Nifty weekly put option இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆக போகிற புட் ஆப்ஷன்லேயும் வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எதிர்பார்க்கலான்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ